அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம crude oil one minute chart பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் இப்போ டைம் வந்து five twenty nine so every day டெய்லின்னு கூட சொல்லலாம் இந்த சார்ட் நமக்கு லைவ் மார்க்கெட்டில் கேண்டிஸ்டிக் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டு வரும் இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நமக்கு ஒரு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு எப்படி இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்களோ அதே மாதிரி டெய்லி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதுவே ஆட்டோமேட்டிக்காக லைவ் மார்க்கெட்டில் கேண்டிஸ் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும் இது நம்ம ஆஃப்டர்நூன் மார்க்கெட் பெக்குலியராக அனலைஸ் பண்ணுவோம் இன்றைக்கி ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கால் ஜெனரேட் ஆகி டார்கெட்ஸ்லாம் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு பட் நம்ம வந்து ஆஃப்டர்நூன் மார்க்கெட் மிஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இப்போ தான் மார்க்கெட் வாட்ச் பண்ணியில் நமக்கு இந்த ஃபைவ் தேர்ட்டி கிட்டே பார்த்திங்க அப்படின்னா அழகாக ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ செல் கால்ன்றனால ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு sell at six three ninety seven entry point கிடச்சிருக்கு அந்த ஃபஸ்ட் ரெட் கலர் லைன்லேருந்து நமக்கு அப்படியே ஒரு ஒயிட் கலர் லைன் போதில் ஃபஸ்ட் ரெட் கலர் கேண்டில்லேருந்து அதுதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் கீழே இருக்க red colour lines target line மேலே இருக்க line stop loss line first are at six three eighty one இருக்குது மார்க்கெட் எப்படி மூவ் பண்ணுது மார்க்கெட் ரியாக்ஷன் எப்படி இருக்குது டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் இன்றைக்கி நல்ல ஒரு குயிக்கான ரியாக்ஷன் தான் வந்து கொடுத்துருக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் மட்டும்தான் நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கிட்டேயே ட்ரேடிங் வந்து போச்சு அதுக்கப்புறம் நல்ல ஒரு டவுனில் நமக்கு இப்போ பாருங்கள் டார்கெட் ஒன் ரேஞ்சே பிரேக் அவுட் வந்து பண்ண போகுது ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் ட்ரெண்ட் மாறுறத நமக்கு நல்ல ஒரு முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணிடும் அடுத்து ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் சேஃப் ட்ரேட் பண்ணால் எவ்வளோ தூரம் பண்ணலாம் செகண்ட் ஆர்டர் எங்கே மெயின்டைன் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் ஆகிட்டு வரும் ஸோ நமக்கு கிடைச்ச செல் கால் நல்ல ஒரு அஞ்சு கேண்டில்குள்ளே ஃபிஃப்த் ஃபைவ் கேண்டில்ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா target one range break out ஆயிருக்கு டுவெண்ட்டி பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹெவியாக வாலட்டைல் கூடிய ஒரு ஸ்டாக்குன்னு கூட சொல்லலாம் மார்க்கெட் நல்ல ஒரு பொசிஷனிங் இருக்கக்கூடியது market seven thousand eight thousand போச்சு இன்றைக்கி பாருங்கள் six thousand three hundred so நம்ம இதில் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறோம் சின்னதாக டெய்லி ஒரு டார்கெட் செட் பண்ணி அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுதான்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு நீங்களும் அந்த மாதிரி ஒரு ட்ரேடராக இருந்து உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டிங் பண்ணக்கூடிய ஒரு டூல் கிடச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம் Thank you.